அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்வ செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு சொல்ல போறோம் அது பேர் பாத்தீங்கன்னா செல்வ காந்த குடுவைன்னு சொல்லுவோம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதுல என்னென்ன ஐட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கசகசா சிறிதளவு பட்டை சிறிதளவு லவங்கம் சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு வச்சுக்கோங்க காய வச்சு வச்சுக்கோங்க இஞ்சியை அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா இலை ரெண்டு இலை அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க போட்டுட்டு எப்படி இருக்கும் அந்த டப்பா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் சின்னதாக இருந்தால் போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கோங்க கிளாஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக இதில் பர்ஸில் வைக்கிற மாதிரியும் சின்னதாக சின்ன சைஸாக பார்த்துக்கோங்க பார்த்து வாங்கிக்கோங்க இது அந்த டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் பணம் எந்த இடத்துல அதிகமாக புழங்குறீங்களோ உங்கள் பர்ஸில் ஒரு டப்பா எடுத்து அதை நான் சொன்ன ஐட்டம்லாம் அதில் போட்டுட்டு பர்ஸில் ஒரு பேக் வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் பீரோவில் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க இது வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாத்திக்கோங்க இது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது மறுபடியும் சொல்றேன் அந்த கண்டெய்னர் டப்பா சின்னதா வாங்கிக்கோங்க அதுல என்னென்ன போடணும்னு பாத்தீங்கன்னா கசகசா சிறிதளவு லவங்கம் சிறிதளவு பட்டை சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு காய் வச்சு வச்சுக்கோங்க அடுத்து புதினா இலை ஈரமாக இருந்தால் அதை தொடச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு வாரம் நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அடுத்தது உங்கள் கேஷ் பாக்ஸில் பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம் இது யூஸ் பண்ணி பாருங்க செல்வம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருந்ததுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்